ஒரு அத்தியாயத்திற்கு நாம் கடந்து வரப்போகிறோம் யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் நத்தானியலுக்கு தனிப்பட்ட விதமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தமான தீர்க்க தரிசன செய்திதான் இந்த வசனத்தினுடைய அடிக்குறிப்பு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நத்தான்வே நத்தானியேல் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு முன்னதாக பிலிப்புவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா நாசரே தூரான் என்று சொல்லுகிறாயே அந்த நசரேத்திலிருந்து வந்த அந்த மனிதனாலே நீ சொல்லுகிற அந்த கிறிஸ்துவினாலே எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று அவன் ஒரு கேள்வியை வைத்தான் அப்பொழுது தன் நண்பனுக்கு பிடிப்பு சொன்ன பதில் நீ வந்து பார் நன்மை ஏதாவது கிடைக்குமான்னு வந்து பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதமே போட்டிருக்குது அப்ப அது வரைக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யல ஒரு அற்புதத்தையும் யாரும் அது வரைக்கும் கண்டதில்லை இப்போ இந்த நத்தான்களுடைய கேள்வி நியாயமானது அவருடைய கேள்வி நியாயமானது தரமில்லாத ஜனங்கள் வசதி இல்லாத ஜனங்கள் ஒரு பண்பாடு ஒரு நாகரீகத்துல சிறந்தில்லாத ஜனங்கள் அங்க இருந்து வந்தார்னு சொல்லப்படுற இயேசுவால எனக்கு என்ன நன்மை நம்ம கேள்வியில் என்ன இருக்கு எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க நம்ம நாத்தான்வேலுடைய கேள்வி என்ன நாசரே தூரானால எனக்கு என்ன நன்மை நடக்கும் என்ன கேட்க வர்றாரு ஒருவேளை நாசரேத்து ஊரை குளிப்பு சொல்லாம இருந்திருந்தாருன்னா வெடிக்க நினைச்சிட்டு இருப்பாரு இந்த மனுஷன் சரி வா போலான்னு வந்திருப்பாரு இப்ப நாசரே தூருன்னு ஒண்ணு வச்சுட்டார் அங்க இப்போ நாத்தானியால டிஸ்டர்ப் பண்றதே எது அந்த ஊருக்காரன்னா அந்த ஆள் நாள் நமக்கு என்னப்பா நடக்கும் அப்படி நம்ம எல்லாரும் பேசிக்கிற மாதிரி தான் இப்ப அவருடைய டயலாக் இருந்துச்சு அவருடைய உரையாடல் அங்க அப்படித்தான் இருந்துச்சு அவன் பிடிப்போக்கு என்ன சொல்றதே தெரியல ஏசு ஒரு அற்புதம் பண்ணி அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா தானே சொல்லியிருக்கலாம் அங்க அவன் குருடனை திறக்க வச்சது அவர் தான் அந்த செவிடனை கேட்க வச்சது அவர் தான் அவர் ஐஸ்வர்யம் ஆக்கினவரு சொல்லுங்க இப்ப ஏசி ஏதாவது இப்படி ரெண்டு மூணு பண்ணி இருந்திருந்தாருன்னா இவரு டப்பு டப்பு என்ன செஞ்சிருப்பாரு ஆனா அப்படி ஒரு அற்புதம் ஆண்டவர் அதுக்கு முந்தி வரைக்கும் செய்யல உங்களுக்கு நல்லா தெரியும் யோவான் ரெண்டாம் அதிகாரத்துல தான் இயேசுடைய அற்புதங்கள் ஆரம்பி ஆரம்பிக்கிறது ஒன்றாம் அதிகாரம் முடிய அவருடைய அற்புதங்கள் நடக்கவே இல்லை ஒன்றுமே நடக்கல யாருமே பார்க்கல இயேசு என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது அப்போ நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நத்தானியலுக்கு நத்தான்வேலுக்கு தேவன் சொன்ன இந்த ப்ராஃபசி தான் நான் நினைக்கிறேன் அற்புதத்திலும் முதலாவது அற்புதம் என்ன அற்புதம் இவர் கவலற்ற உத்தம இசரவேல் என்று சொன்னார் அடுத்தது ஆண்டவர் சொன்னார் அத்திமரத்தின் கீழே எப்பா நீங்க வரக்கு முன்னாடி ரெண்டு பேர் அந்த அத்திமரத்தின் கீழே நின்று நீ என்னுடைய என்னை பின்பற்றின சீடனாகி புளிப்பிடத்துல நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தையே அதை நான் கண்டேன் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுதான் ரொம்ப பிரமிச்சு போய் அந்த நத்தான்வேல் ஆமா ரவி நீ தேவனுடைய குமாரன் நீ இசரவேலின் ராஜா இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவன் தனக்குள்ளாக ஆச்சரியப்பட்டு ஐயா நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரன் நீ சிறவனினுடைய அப்பதான் ஆண்டவர் சொன்னார் இருப்பா இருப்பா இதிலும் பெரிதானது நீ என்ன செய்ய போற எனக்கு தெரிய அதுக்கப்புறம் பதிமூணு அதிகாரத்துல ஏறக்குறைய முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அற்புதங்களை நாத்தான் மேல் கத்தருக்கு அருகிலே நின்று கண்டார் ரசித்தார் கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தினார் தேவ ஜனமே இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு அளிக்க ஆவியானவர் சொல்ல சொல்றார் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்தவைகள் இதுவரைக்கும் தேவன் தான் செய்தார் தேவன் எனக்கு இப்படி செய்தார் தேவனால் எனக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறமே அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கோங்க உங்களை பார்த்து ஆண்டு சொன்னார் இதுவரைக்கும் நீ பார்த்தத இது ஐந்தாம் தேதி தான் இன்றைக்கு ஐந்தாம் தேதி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீ பார்த்ததை விட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாருங்களா இனி நீ பார்க்க போகிறவைகள் எப்படி இருக்கும் பெரிதானவைகளாய் இருக்கும் அலையா நல்லா இந்த வார்த்தை எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க சொல்லுங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சொல்லுங்க நான் பார்த்திராத பெரியவைகளை பிள்ளைகளை கர்த்தர் நான் காணும்படி செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை வாங்கிட்டீங்களா எத்தனை பேர் இந்த வார்த்தையை நான் உரிமையாக்கிட்டேன் எத்தனை பேர் சொல்றீங்க இது இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் பார்த்ததை விட பெருசானத கிரேட்டர் ஆமா இந்த கடந்த காலங்களில கடந்த நேரங்கள்ல நீங்க அனுபவிச்சதை விட ஆமா எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாரும் நல்லா விளைக்கீங்க ஆமா நீங்க ஏற்கனவே கண்டது ரொம்ப பிரமிப்பா இருக்கும் ரொம்ப சொல்லிருங்க வேகமா சொல்லுங்க ஆமா என்னுடைய என்னுடைய ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு டாக்டர் என்னை பரிசோதிச்சு சொன்னார் லங்ஸே உனக்கு அழுகி போச்சு பாடாரு லங்ஸே எனக்கு நான் நான் யோசித்து குழம்பிட்டு இருக்கும் போது எங்க அப்பா அவருடைய பாடி சொன்னார் அவன் நடக்கிறான் வாப்பா அப்படின்னாரு நடக்கிறான் அப்படின்னு அது வேற ஒன்று சொன்னார் அந்த நான் இங்க சொல்ல முடியாது சரியா நாம அவர் சொன்னார் அவன் நடக்கிறான் அப்படின்னு அவ்வளவு படிச்சு டாக்டர் எங்க அப்பா திட்டி போட்டு என்னை கூட்டிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்து அந்த எடுத்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேனுக்கு வாங்கி கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டார் நம்ம ஜாப் பண்ணலாம் அப்படின்னாரு எனக்கு இப்ப வயசு நாற்பத்தி நாலு தாண்டிட்டேன் எனக்கு தெரியல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் சமீபத்துல ஒரு சில வருஷத்திற்கு முன்னால வேற ஒரு பிடிஎஃப் பிஎஃப்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அப்போதான் தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு லங்ஸ் இருக்குது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அது நமக்கு உண்மையான லங்ஸ் இருக்குதப்பா அப்படின்னு அது எப்படி வந்துச்சா அது உருவாச்சா அல்லது ஆல்ரெடி இருந்ததா தான் அவர் ரெனவெல் ரெனிவெல் பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இருக்கு அது லோயா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் இப்போ நீங்க எத்தனை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கண்டிருக்கலாம் அது ஆளுக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தக்க மாதிரி அது என்ன செய்யணும் மாறுபடும் சின்ன சின்ன அற்புதங்களை சில பேர் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன அற்புதம் சில பேருக்கு அவங்க கஷ்டத்தின் நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நூறு ரூபா பெருசா இருந்திருக்கும் சில பேருக்கு பசித்த நேரத்தில் கிடைச்ச உணவு சொல்லுங்க பெருசா இருந்திருக்கும் ஆமா நானெல்லாம் அடிக்கடி யோசிக்கிறேன் நமக்கு தகுதியே இல்லை ஆமா இத்தனை பேரை தொட்டு ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை கத்தரையா மேல வச்சிருந்தேன் எத்தனை ஜாதிக்காரன எத்தனை தேசத்துக்காரன எத்தனை பாஷை பேசுறன தொட்டு பிளஸ் பண்ணும்படி கத்தரனை தெரிந்து கொண்டாரு அதுலோயா நானெல்லாம் உங்க எல்லாத்தையும் விட நான் சொல்லுவேன் நான் சோ பிளஸ் என்று நான் சொல்லுவேன் ஹalleluya நான் மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் உணர்றேன் இப்போ எனக்கு கூட ஆண்டு சொன்னார் தம்பி நீ இதுவரைக்கும் பார்த்ததை விட நீ பெருசா பார்க்க போறப்பா உங்கள்ல உங்கள ஐயா அளவுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல ஆனாலும் நான் ஒரு சில அற்புதங்களை பெற்றிருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கத்தர் சொல்றாரு இதுவரைக்கும் நீ பார்த்ததை விட சொல்லிருங்க சொல்லிருங்க விசுவாசத்தோடு சொல்லிருங்க இந்த வார்த்தை யாரோ ரொம்ப நொறுங்கி இருக்கிற சிலருக்காக தேவன் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்றார் அம்மா ஐயா தம்பி தங்கச்சி சகோதரே சகோதரியே உங்க அத்தனை பேருக்கு கர்த்தர் மீண்டும் சொல்ல சொல்றாரு ஆண்டவரால் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த அற்புதம் சின்னதோ பெருசோ பிரமிக்கத்தக்கதோ ஆச்சரியப்படக்கூடியதோ அல்லது பிறரை ஆச்சரியப்படுத்தக்கூடியதோ எனக்கு தெரியல எவ்வளவா இருந்திருந்தாலும் உங்களுக்கு எனக்கு சேர்த்தி கத்த சொல்றாரு இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத பெரியவைகளை சொல்லிடுங்க நிறைய பேர் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஒவ்வொருத்தருக்கு கத்தர் சொல்றார் என் அளவு அவங்க அளவு இவங்க அளவு அப்படியெல்லாம் கிடையாது இப்ப எனக்கு உங்களுக்கு சேர்த்தி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க எனக்கு தெரியாது எனக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டு முடிஞ்சிருச்சு அதை இல்லையா எனக்கு இருபத்தி ஒன்பது வருஷங்கள் முடியுது சில பேருக்கு முப்பது தாண்டுறீங்க சில பேர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆமா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்க எத்தனை வருஷங்களை நீங்களா எத்தனை அற்புதங்களை பார்த்திருப்பீங்க நானும் எத்தனையும் பார்த்திருக்கிறேன் ஹalleluya எத்தனை மேடைகளில கண்ணால பார்த்திருக்கிறேன் கத்தர் இப்படி எல்லாம் செய்வாரா ஹalleluya பிறவி குருடர்கள் பார்த்ததை என் ஊழியத்திலே நான் பார்த்திருக்கிறேன் முடவர்கள் நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியான சொல்லுங்க என்ன பார்த்தான்னு சொல்ல தம்பி முந்தி நீ தொட்டு ஜெபம் பண்ணியிருப்ப நீ பார்க்க பாருங்க நீ பார்க்கிறதுக்கு முன்னாடியே சுகமாக்குகிற வல்லமைய உன் ஊழியத்தில் வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணி சில நாள் காத்திருந்தா தான் சில வெளிப்பாடு கிடைக்கும் இப்போதான் பேசிட்டு இருக்கும் போது ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு எத்தனை புரியுது இன்னும் சொல்லுவேன் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் இப்போ அப்படி இல்லை டிஸ்கஸ் பண்ணும் போதே ஆண்டுகிட்ட இருந்து பதில் வந்துடுது ஹலோ சமீபத்தில் ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கத்தர் அவங்க பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டார் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்போ நான் அவங்க கிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்களுக்கு என் மேல டவுட் ஆயிடுச்சு அது எப்படி ஜெபமே பண்ணாம சொல்றாரு அதனால இவர் கள்ள தீர்க்கதரிசி அப்படி முடிவு பண்ணிட்டாங்க ஹலோ நானும் கொஞ்ச நேரம் மண்டையாட்டி தோத்துற தோத்துற தோத்துற அப்படின்ட்டு ஒரு நாலு கண்ணி பாச பேசிட்டு வெளிப்பாடு சொல்லி இருந்திருந்தா நினைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ஓல்டு ஃபேஷன் எத்தனை புரியுது என்ன நிறைய பேருக்கு புரியல அது வந்து ரொம்ப இப்ப என்ன ஆகணும் ஆமே எலிசா எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தை யோசித்தீங்கன்னா சீரியா ராஜா தனக்குள்ள போடுற பிளான எலிசா தீர்க்கதரிசி படுத்திருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சு சொல்றாரு நான் கேக்குறேன் நான் கேட்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னால வாழ்ந்த தீர்க்கதரிசிக்கு அத்தனை மகிமை நான் அது அதுக்கெல்லாம் வேதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்பதான் நான் சொல்ற விஷயம் புரியும் கிறிஸ்து இயேசுக்கு பிறகு அவனுடைய சொந்த பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற இந்த காலத்து தேவனுடைய மனிதர்களுக்கு எத்தனை மகிமை இருக்க வேண்டும் நீங்க நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க நம்புறீங்களா ஆமா இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய மனிதர்களை தேவன் தன்னுடைய ஜனங்களை அதற்கு நம்ம கிரகிக்க முடியாத அளவுல ஆமா நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுல அதுக்கு இமேஜினேஷனே கிடையாது அதுக்கு கற்பனையே கிடையாது அந்த அளவிற்கு கருத்த இந்த காலங்களில் தேவர் தமது ஜனத்தை தமது ஊழியர்களை பயன்படுத்த போகிறார் விசுவாசிகள் மட்டும் எத்தனை சொல்றது புரிகிறது கவனியுங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் என்னை போல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தான் என்னை விட மகத்துவமான காரியங்களை ஊழியத்திலே பார்க்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கு எப்பவெல்லாம் இந்த யோகான் ஒண்ணு ஐம்பது படிக்கிறீங்க அப்பெல்லாம் புரிஞ்சுக்கீங்க இது வரைக்கும் நீ பார்த்ததை நீ பெரிதானவைகளை பார்க்க போறோம் பெரிதானவைகள் என்கிற அந்த வார்த்தைக்கு பெரிதானவைகள் என்கிற வார்த்தைக்கு கிரேட்டர் திங்ஸ் என்றும் கிரேட் திங்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவனுடைய ஜனங்களே அதற்கு சில விளக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வார்த்தைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன் மகிமையான காரியங்கள் வல்லமை நிறைந்த காரியங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்கள் கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள் விவரிக்க முடியாத காரியங்கள் முன் ஒருபோதும் நடந்திராத காரியங்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் விளக்கு இருக்கு இப்ப சொல்லுங்க ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றார் இதிலும் வாழ்க்கையில நீ பார்த்த இதிலும் இதுவரைக்கும் அந்த ஆண்டவர் இப்படி நடத்தினார் அப்படி நடத்தினார் அண்ணன் என்ன கைவிடவே இல்லை ஆண்டு என்னோடு இருந்தார் அப்படியெல்லாம் நீங்க இந்த ஒன்னு ரெண்டு அற்புதத்துக்கு அப்படியே நம்ம சிலிர்த்து அப்படியே என்னமோ ஆயிடுறோம் இல்லையா சாட்சி சொல்லும் போது நிறைய பேர் அழுதீங்க ஆமா ஆண்டவர் ஆண்டவர் செஞ்சதையெல்லாம் நினைச்சா நம்ம நம்ம அந்த அந்த கண்ணீருக்கு பேர் வேற <laughs> நீங்க சாட்சி சொல்லும் போது வர கண்ணீருக்கு பேரு அது அது நன்றியில நிறைஞ்சு வர கண்ணீர் அது நம்மளால அது அன்கத்தோடு அது வந்துருது ஆலே லூயா நான் அந்த மாதிரி நிறைய நேரம் ஆகிடுவேன் அமே பிரைஸ்ல என்னை என்னை அந்த மாதிரி நேரத்தெல்லாம் பார்க்கும்போது என்னையா அதெல்லாம் வந்து புரியாது மற்றவங்களுக்கு அதெல்லாம் அந்த இறுதிக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன் அது நொறுங்குது ஏன் கண்களில் கண்ணீர் சுரக்குது அப்படிங்கிற காரணம் நமக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இத்தனை இருவேன் ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் நேசிக்கிறீங்களா என்னை இப்படி எல்லாம் கனப்படுத்துறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே நாம் அழுகிறோம் நான் நினைக்கிறேன் நம்ம நான் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வச்சிருக்கிற அத்தனை மகிமை நம்ம வாழ்க்கையில பார்த்தோன்னா நான் நினைக்கிறேன் மாம்சீகமா மட்டும் இருந்தா மூச்சு அடைச்சு சேர்த்து போயிடுவோம் மோசிட்ட ஆண்டு கேட்பாரு நான் தான் உன்னை அழைக்கிறேன் நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு மோசிட்ட உன் கையில் இருக்கிறது இல்லை அவர் என்னத்தை காட்டுவார் கையில் ஆடு மேய்க்கிற நெல் இருக்கு செங்கோலா இருக்கும் சாதாரண ஒரு குச்சி தானே இருக்கும் ஆமா ஆண்டு சொல்ல அதை போடு அடிக்கும் போது அந்த போட்டது என்ன ஆயிடுனா பாம்பு மோசை பயந்துருவேன் ஐயோ பாம்பு அப்படின்னு அவர் விலகும் போது ஆண்டு போய் அந்த வாலினுடைய அந்த பாம்பினுடைய அந்த வால் நுனியை புடி அப்படிங்கும் போது அந்த வாழை போய் பிடிக்கும் போது அது மீண்டும் குச்சி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த குச்சி பண்ற வேலைய நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து சிந்திக்கிறேங்க தியானிக்கிறேங்க எனக்கு அந்த வார்த்தையினுடைய மகிமை சொல்லவே முடியல நான் உன மட்டும் சொல்லிட்டு போறேன் மோசையின் குச்சிக்கு அத்தனை மகிமையை தந்தாருனா எத்தனை பேர் விசுவாசம் மீதி நீங்களே ஃபீல் பண்ணுங்க ஒரு தேவ மனுஷனுடைய கையில் இருக்கிற குச்சிக்கு அத்தனை மகிமை ஒரு கோலுக்கு கத்தர் அத்தனை மகிமையை தந்தார்னா பிரைஸ் நம்ம எல்லார்கிட்டையும் குச்சியை விட பெஸ்டான எத்தனையோ இருக்குது எத்தனை பேர் விசுவாசம் குச்சியை விட மோசையின் கையில் இருந்த கோலை விட சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க மோசை கையில் இருந்த கோலை விட என்னிடத்துல அதை விட பெஸ்டா சொல்லுங்க அதை விட பெஸ்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya சொல்லுங்க மக்களே சொல்லுங்க ஹalleluya சிலருக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு இருக்கு ஹalleluya ஏங்க கடைசி வரைக்கும் கத்த சொல்லிட்டே இருப்பார் அந்த மோசையின் போல சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை காண்பிச்சிருக்கிறேன் செங்கடல பிளந்து விடுனான்னு சொன்ன போது தன் கையில வச்சிருந்த கோல் அப்படி நீட்டிங்க கோல் அப்படி கோடு போட்டு அப்படி அப்படிங்கிறார் செங்கடல் பிளந்துச்சு நான் அடிக்கடி யோசிச்சுக்கிறேன் மோசையோட குச்சியெல்லாம் அன்று பயன்படுத்தி இருக்கிறேன் இதை விட இன்னொன்று சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா உங்களுக்கு தெரியும் தான் ஆனால் இப்போ அது மைண்டுக்கு வரணுமே தாவீது பொறுக்கி வச்ச கல்லுக்கு கூட மகிமை நான் அடிக்கடி யோசிக்கிறேன் தாவீதுடைய பைக்கு வரணும் அப்பதான் அந்த மகிமை அதுக்கு வரும் ஓ கலையில கிடக்கிறதுனால அது எகிரி போய் ஆயிடு செய்ய போகிறது இல்ல அந்த கூழாங்கல் கூட யாருடைய அடைப்பு பைக்கு வரணும் என்ன சொல்றாருன்னா உன் கையில் அந்த கல்லை தொட்டினான் அந்த கல்ல கூட நான் கடமை சில பேருக்கு மட்டும் இந்த வார்த்தை வந்துட்டு உங்க கைகளை கத்தர் அப்படி மாற்று இந்த வார்த்தையை நீங்க வாழ்க்கீங்க நீங்க தொட்டா ஒரு கல்லுக்கு கூட அந்த மகிமையை கொடுக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தொட்டா அந்த கல்லு கூட மாறும் நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் இதிலும் பெரிதானது என்ன இதிலும் பெரிதானது நிறைய பேர் நாமெல்லாம் ஆண்டவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சாபமா இருக்கும் தெரியுமா எத்தனை சாபத்தை சுமந்துட்டு இருந்து தெரியுமா சில பேர் இங்க இருக்கிற சில பேர் நீங்க தொட்டதெல்லாம் நாசமாக இருந்திருக்குங்க அந்த மாதிரில ஒரு காலத்துல இருந்தீங்க எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்கன்னு தெரியல ஆமா எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்கன்னு தெரியல சிலருக்கு ஆண்டவர் சொல்ல சொல்றாரு முந்தி நீங்க தொட்டா அது அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது ஆமா ஆமா உங்க கிட்ட நீங்க உங்க கிட்ட வந்ததுக்கு நீங்க பாசத்தையும் செல்லத்தையும் நேசத்தையும் காட்டியிருந்தீங்கன்னா கூட அது விளங்காம போயிருந்திருக்கு ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு உங்க எரிச்சல் கூட ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க <laughs> உங்க கோபம் கூட நாலு பேர்த்து உருப்படி ஆக்கிட்டு இருக்குது எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க நான் நிறைய பேரை ஊழியத்தின் பாதையில சந்திச்சிருக்கிறேன் ஆமா நான் ஊழியத்துல சந்திச்சிருக்கிறேன் ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் சொன்னாரு ஐயா நான் வேலை தேடி போனேன்னா எனக்கு வேலை கொடுக்குற கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனியா இருந்தாலும் திவாலாக இருந்தேன் திருப்பூர்ல நான் கேட்டேன் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் சொன்னார் பூஞ்சோலைனார் என்ன பேரு பூஞ்சோலை சொல்றாரு நான் போற இடம் என்ன செய்யாது ஆமா ஜெனிஃபர் உண்மையா தான் ஐயா இது ரீல் விடுறாரு நினைச்சுக்காத சீரியஸா சொல்றேன் பேர் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா பூஜோலைங்கிறார் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்குது ஒரு பக்கம் ஆதங்கமா இருக்கு என்னடா அது அதுல வேற சொல்றாரு அதுல வேற சொல்றாரு என் பேர் ஸ்டீபன் பூஞ்சோலைங்கிறார் அது என்ன ஸ்டீபன் கேட்டேன் அது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுல வேற அப்படி ஒரு விளக்கம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன ஆயிட்டாராமா நான் கேட்டேன் இப்பவும் அந்த மாதிரி கம்பெனி திவால் ஆகுது அப்படின்னு கேட்டேன் இந்த வாரம் கூட திவால் ஆயிடுச்சு நான் உட்காந்துருக்கிறேன் நான் அன்னைக்கு எனக்கு வயிறு வரி வெறி வந்துச்சு பாருங்க வைராக்கியம் வந்துச்சு இவனை கர்த்தர் விடுதலை ஆக்கணும் இந்த மனுஷனை கர்த்தர் சாட்சியா மாற்றணும் அன்றைக்கு அந்த மனுஷனுக்காக ரொம்ப பாடுபட்டு போராடி பாரப்பட்டு ஜெபம் பண்ணோம் அவனிடத்தில் இருக்கிற அசுத்தாவிய கத்தர் துரத்தி அந்த மனுஷனை விடுதலை ஆக்கினார் அதுக்கு பிறகு வந்த காலங்களில் உண்மையாலுமே அந்த பேருக்கு தக்கபடி கத்தர் பூஜோடியாகி மாற்றினார் அலையலூயா சில பேர் இங்க இருக்கிறீங்க நீங்க செடியில் இருக்கிற காயமோ பூவையோ பறிச்சீங்கன்னா அந்த செடி என்ன ஆயிரு தெரியுமா நீங்களே நிறைய பேர் சொல்லி இருக்கிறீங்க கருகிடும் அலையலூயா நீங்க உங்கள சில பேர் நீங்க ஏதாச்சும் ஒரு மிருக ஜீவன்களுக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நாய்க்கோ ஆமா எதுக்காச்சும் ஒண்ணுக்கு இறை கொடுத்தீங்க பால் கொடுத்தீங்க தண்ணி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாடு நாயும் ஹலோ இருக்கிறீங்க அப்படி இருந்த உங்களை எல்லாம் கத்திரிக்கு மாற்றி இருக்கிறார் என்ன நிறைய பேர் சொன்னாங்க என்னை நிறைய பேர் சொன்னாங்க தருதலை எனக்கு சொன்னாங்க தருதலை பாஸ்டர் பையன் பாரு தெல்லவாரியா தீரா அப்படி சொன்னாங்க என் காதால நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன் என்ன தருதலை தெல்லவாரின்னு சொன்னாங்க நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னேன் சாட்சி சொல்றேன் நான் எங்கேயுமே வைக்கப்படுறது இல்லை இந்த தருதலையை கத்தர் இத்தனை தேசங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார் இத்தனை லட்சங்களுக்கு கத்தர் அவருடைய வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா என் அன்பான தேவ ஜனமே இந்த அளவுக்கு சாட்சி உணர்கிற எனக்கும் உங்களுக்கு சேர்த்தி சொல்றாரு இதுவரைக்கு நீ பார்த்ததை விட பெரிதானவைகள் ஹலோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நத்தானியலுக்கு எத்தனை பெருசு கத்தர் காட்டுனா ஏறக்குறைய ஏறக்குறைய அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு இதுக்கப்புறம் இப்போ நம்ம பேச்சில் சொல்றேன் குறைஞ்சது முப்பத்தஞ்சு பர்சன்ட் நம்மளை மாத்தினாவே விளங்கிட்டு சொல்லி ஓகேலாம் இப்ப இருக்கிறதுல இருந்து உங்களை இன்னொரு இன்னொரு சொல்லுங்க பாக்கலாம் இன்னொரு ஒரு முறைங்க எனக்கு வருமானம் பத்துல யாருக்கு போய் கேட்க முடியும் யாருக்கு போய் சொல்ல முடியும் வருமானம் பத்துலன்னு நான் பிரச்சனை வெளியே கொடுத்தா மானம் கெட்டு போயிடும் அப்படித்தானே தேவ சமூகத்தில் உட்காந்து அழுது நான் ஆண்டட்ட கேட்டேன் ஆண்டவரே எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் எனக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்க கூடாதா என் தேவைக்காக மூணு முறை ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையில நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் என்னுடைய வருமானத்திற்காக நான் மூணு முறை ஜெபம் பண்ணியிருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இருபத்தி ஒன்பது ஆண்டு கால ஊழியத்துல எனக்கு ஆண்டவரே வருமானம் வேணும் எனக்கு பத்துல அப்படின்னு என்னுடைய சொந்த தேவைக்காக மூன்று தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறேன் மூன்று தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அதுல ஒரு முறை நான் ஆண்டு சொன்னா ஆண்டவரே எனக்கு நீங்க வருமானத்துல ஒரு ஐம்பது சதவீதம் கூட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன் நானே ஜெபத்தை மறந்துட்டேன் அடுத்து வந்த நாளில் ஆண்டு சொன்னாரு கடந்து வந்த நாட்கள்ல அந்த ஒரு மாத கணக்கு நீ போட்டு பார்ப்பான்னு சொன்னார் நான் போட்டு பார்க்கும் போதுங்க என் தேவன் இருநூறு சதவீதம் உயர்த்தி இருக்கேன் <laughs> நான் கேட்டது உயர்த்துறது சொல்லுங்க நான் கேட்டது ஐம்பது தான் ஆண்டு உயர்த்தி கொடுத்தது அப்போ எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு ஓ இந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்குதா வேலைக்காரன் கூலிக்கு அப்ப இருநூறு சதவீதம் உயர்த்தி தர அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அண்டவரே உனக்கு நன்றி அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அந்த மாசத்தோட தான் முடிச்சிருச்சா இருக்குது அதனாலதான் ஒட்டுக்கா ரெண்டு மூணு மாசத்துக்கு சேர்த்து ஒரே மாசத்துல கொடுத்துறாரா இருக்குன்னு நினைச்சேன் அந்த ஏத்துனதுல இருந்து என் ஆண்டவர் இறங்கவே இல்லைங்க அப்படியே கொடுத்துட்டு இருந்தார் நான் பல மாதங்கள் கவனிச்சு பார்த்தேன் சில வருஷங்கள் கவனிச்சு பார்த்தேன் இந்த வருமானத்தை கத்தர் குறைக்கவே இல்லை அதே சமயம் எனக்கு கொடுக்க கொடுக்க ஊழியக்காரங்களுக்கு அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தேன் ஊழியர்களுக்கு அதிகமாய் செலவு பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு மாசமும் இந்த சூழ்நிலையிலையும் பல ஆயிரங்களை ஊழியர்களுக்காக நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் ஆமா இந்த வருமானம் எவ்வளவுன்னு துல்லியமாய் கணக்கு போட முடியாது ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க கத்தர் குறைவில்லாமல் நடத்தி கொண்டு அவர் எதுலையுமே குறைவாய் சொல்லுங்க சில பேர் பாக்குறவங்க பொறாம வேணா படலாம் எரிச்சல் வேணா படலாம் யாருமே பரிதாபப்படுற மாதிரி உங்க ஊழியக்காரன கத்தர் வைக்கிறது நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஒன்றை திரும்ப திரும்ப பதிய வச்சுக்கோங்க எத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்ததை விட நல்லா அப்ப இந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பார்த்த அற்புதத்தை எல்லாம் விட இது இப்ப நமக்கே பிரமிப்பா இருக்குது அப்படி இருந்த என்ன கருத்து இந்த சாட்சியெல்லாம் அந்த எல்லாம் அழுதுமே ஏன் நம்மளாலே என்ன செய்ய முடியல தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தேவன் இவ்வளவு பெரிய கிருமையை வைத்திருக்கிறது தான் அவர் சொல்றாரு இதுவரைக்கு நீ பார்த்ததை விட பெரியதை என்ன செய்ய போறீங்களா பார்க்க போறீங்களா அலையிலூயா ஒன்றை கேட்டுக்குங்க நாத்தான்மையினுடைய கேள்வி நியாயமானது அவருக்கு வந்த குழப்பம் நியாயமானது அவருக்கு வந்த தயக்கம் நியாயமானது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற நெருக்கங்கள் கஷ்டங்கள் இக்கட்டுகள் ஆமா உடைவுகள் இதுல எல்லாம் ஆயிரம் நியாயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலாம் உங்க கவலைக்கு ஒரு நியாயம் இருக்குது நான் அழுகிறதுக்கு ஒரு சொல்லுங்க எல்லாம் வளர்த்தேன் எப்படியெல்லாம் உழைச்ச எப்படியெல்லாம் நான் இங்க நின்ன எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு கழுத்தை கொடுத்தேன் தோலை கொடுத்தேன் உசர கொடுத்தேன் அதை கொடுத்தேன் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் இருக்குது பிரதர் சிஸ்டர் ஐயா அம்மா எல்லா கூப்பாட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கு நியாயத்திற்கு மத்தியில குழம்புகிற நத்தாரியர்களே உங்களுக்கு தான் தேவன் சொல்றாரு உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ல சொல்றாரு இதிலும் பெரிதானவைகளை எதை இழந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காயத்தை நீங்க அடைந்திருந்தாலும் சரி எவ்வளவு நீங்க உடைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலை வேளையிலே பரிசு தாவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி சொல்லுகிறார் நீங்க அதை மட்டும் நம்பிக்கிட்டே இருங்க ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாலும் சரி இந்த விசுவாசத்தை மட்டும் இழக்காமல் வாழ்ந்து காட்டுங்க உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஆள் மனதில் பதியட்டும் என் ஆண்டவர் நான் இதுவரை பார்த்திராத ஒரு மகிமையை எனக்கு காட்டுவார் சொல்றது ஆழமாய் உங்களுக்குள்ளே பதியட்டும் இதுவரைக்கும் நீங்க வேதத்துல கேள்விப்படாத ஆமா எந்த மனிதர்களாலும் நடந்ததாக கேள்விப்படாத எந்த மனுஷரும் அனுபவித்ததாக கேள்விப்பட்டிராத அற்புதங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹலோ சொல்லுங்க உணர்றீங்களா சொல்லுங்க ஏன் என் குழப்பத்துக்கு காரணம் இருக்கு இருக்கட்டும் என் தயக்கத்துக்கு காரணம் இருக்கும் இருக்குது இருக்கட்டும் உங்க கேள்வி எல்லாம் நியாயம்தான் இருக்கட்டும் ஆனா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல அதையெல்லாம் தாண்டி நிற்கிறவர் அதையெல்லாம் ஜெயித்து நிற்கிறவர் அதெல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை சொல்லுங்க உடையவர் எல்லாத்தையும் அவர் மாற்றுவார் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் இப்ப நீங்க பார்க்கிற எல்லா நிலைமைகளும் மாறும் எல்லா நிலைமைகளும் மாறும் பார்த்துக்கங்க நான் கொஞ்சம் சோர்வா இருந்தேன் கொஞ்சம் நான் உடைவா இருந்தேன் எங்க அம்மாட்ட கே எங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா தம்பி நீயே எப்படி சோர்ந்தா அப்படிப்பாங்க அது வந்து எனக்கு செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்குமா என்ன ஏன் ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மாட்ட கேட்டாது நீயே அப்படின்னு நான் கேட்டேன் எங்க அம்மாட்ட எங்க அம்மா சொன்னாங்க எப்பா நீ பேசும் போதுதான் விசுவாசங்களுக்கு எல்லாம் வருது நீ சொல்லும் போதுதான் வசனத்துக்கு இப்படி எல்லாம் விளக்கம் இருக்குதான் நாங்களே கூறிச்சிருக்கிறோம் இவ்வளவு வெளிப்பாட்டோடு பேசுகிற நீயே சோர்ந்து போனா அப்புறம் நாங்கெல்லாம் ஹலோ அதனால நான் யோசிப்பேன் கவலைப்பட்டா கூட தனி ரூமில் போய் உட்காந்து கவலைப்பட்டுக்கிறோம் வெளியில கவலைப்படக்கூடாது அழுகணும்னு தோணுச்சுன்னா எங்கேயாவது தனியா போய் அழுதுட்டு வந்துடணும் கவலைகளை நினைச்சு மற்றவங்க முன்னாடி அழகு கூட நான் யோசிப்பேன் என் அன்பு தேவனுடைய ஜனங்களே உங்களுக்கு தேவன் ஒரு புதிய வெளிப்பாட்டை தருகிறார் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திராத இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத கேள்விப்பட்டிராத உங்கள் மூலமாய் நடந்திராத மகிமையான அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கவும் அனுபவிக்கவும் நீங்க காணவும் நீங்க கேட்கவும் உங்கள் மூலமாய் பிறருக்கு நடக்கவும் கத்தர் செய்ய போகிறார்